வணக்கம் bank nifty future one minute chart இன்றைக்கி டே வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் இப்போ time nine fifteen AM market வந்து ஒரு கேப் டவுனில் கீழே வந்து ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் பேக் வந்து ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் போனது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து ஒரு பியரிஷ் மார்க்கெட்டுன்னு கூட சொல்லலாம் ஒரு டவுன் மார்க்கெட்டில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ரேஞ்சும் பிரேக் அவுட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறோம் நமக்கு தேவை டெய்லி கான்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட் ஸோ அதுக்கு நமக்கு சின்னதாக ஒரு இன்ட்ராடே ட்ரேட் டெய்லி பேசிஸில் நம்ம பண்ணிக்கிட்டே வரோம் இந்த சார்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் கேண்டலினுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அது பிரேக் அவுட் நடக்கிற பட்சத்தில் நமக்கு இமீடியட்டாக ஒரு கால் வந்து பஞ்ச் பண்ணி கொடுக்குது அதுவும் கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும் சும்மா நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி ஓப்பன் பண்ணி தான் டெய்லி இதில் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு இதில் வேறு ஒரு வேலையும் கிடையாது பார்த்துட்ருக்கேலே அதுவே டக்குன்னு இமீடியட்டாக மார்க்கெட் ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால் வந்து இப்போ லைவில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு பாருங்கள் இதே மாதிரியே தான் நமக்கு டெய்லி வருது டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான் ஏன்னா நம்ம டெய்லி வந்து என்ன மாதிரி கால் வருது எப்படி மூவ்மெண்ட்னது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் ஆஃப் ட்ரேடிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால்ன்றனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at thirty eight thousand forty four point twenty அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு ஃபஸ்ட் கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட் அந்த ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டை வந்து இன்டிமேஷன் பண்ணுது கீழே இருக்க red colour lines target line அது first red colour line first ஆர்ட் second red colour line second target மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா stop loss line loss control பண்ணுறக்காண்டி அந்த ஒரு முக்கியமான ஒரு லைன் ஸோ இதில் நமக்கு ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரேடிங் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர என்ட்ரி பாயிண்ட்டில் ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் என்ட்ரி எடுத்துக்குவீங்க நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு புட் ஆப்ஷனை எடுத்துகிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் உங்களால் என்ன ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ எடுக்க முடியுதோ பே பண்ண முடியுதோ அந்த ப்ரீமியமில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு அர்த்த மணி ஆப்ஷனில் கால் வரையில் எப்படி இருக்குன்றத எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஷோ பண்ணுறோம் ஸோ டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் கால் வந்தால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போதைக்கு ஃப்யூச்சர் சார்ட்டை பார்க்கலாம் thirty eight thousand forty four தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் இதில் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty seven thousand nine hundred and forty nine கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் இருக்குது இந்த நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் மொமெண்டம் எப்படி தரப்போகுது மார்க்கெட் மார்க்கெட் ஓப்பனிங்கில் நல்லா இருந்துச்சு இறங்குச்சு பட் இப்போ ட்ரெண்ட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ மார்க்கெட்னுடைய மொமெண்டம் அப்படியே திரும்ப போகுதா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை அந்த மொமெண்டம் நல்ல ஒரு பேரிஷில் இறங்கி டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதான்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு டூ கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ட்ரி பாயிண்ட் அது வரைக்கும் ட்ரேடிங் போச்சு பட் தேர்ட் கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் சைட் கண்டினியூஸாக இறங்கினதில் ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி thirty seven thousand nine forty six almost பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹண்ட்ரட் பாயிண்ட்டே கொடுத்துருச்சு நைன் ஃபார்ட்டி டூ போய் ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வித்தின் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா ஜஸ்ட் இதை பார்த்துட்டு இதில் வர ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியோட கம்பேர் பண்ணி ஒத்து போகிற பட்சத்தில் நீங்கள் அதை வச்சு உங்களுடைய ட்ரேடிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ